வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைடிஷ் தான் அதுவும் பாகற்காயை வச்சு பண்ண போகிறோம் இது சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கசப்பு இல்லாமலும் இருக்கும் சாதத்துக்கு வந்து குழம்பே தேவையில்லை அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாகற்காயை வந்து நான் தண்ணியில் ந ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நம்ம அதனால் அழுத்தம் கொடுத்து கழுவுனா தான் அதில் உள்ள கசப்பு சுவை வந்து கொஞ்சம் போகும் அதுக்கடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் இது ஒரு கப் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்துட்டு இப்போது நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா எல்லா பாகற்காயிலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் கொடுங்க இப்போ குக்கர் எடுத்து அதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறதேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு உள்ள சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்பிலை வந்து ரெண்டு கொத்து நான் சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்காக ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உள்ளே சேர்த்துட்டு வதக்குங்க இப்போது நான் அதுக்கு பதினாலு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் அது கூடயே தக்காளி ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்குது பாருங்கள் இப்போ அது கூட நம்ம மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூனும் சாம்பார் பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது மசாலா வந்து நல்லா இந்த ஆயிலோடையும் இந்த இருக்கிற வெங்காயம் தக்காளியோடையும் நல்லா வதங்கட்டும் அந்த மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வசக்கிக்கோங்க இப்போ அது கூட நம்ம ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்ச அந்த பாகற்காயை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது அது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே தண்ணி சேர்த்து உள்ளே சேர்க்கலாம் நான் அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கொதிக்கும்போது லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம் நான் வந்து குக்கரில் வந்து அஞ்சு விசிலுக்கு வைக்க போகிறேன் எனக்கு வந்து அஞ்சு விசிலில் போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வைக்கணும் நல்லா மசிஞ்சு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்தளவு இருக்குது நான் இப்போ எடுத்து பார்க்குறேன் எனக்கு அவிஞ்சிடுச்சான்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பாவைக்காய் வந்து நல்லா அவிஞ்சு வந்துடுச்சு இப்போது நான் க அந்த கரண்டி வச்சே நல்லா அமுத்தி விடுதேன் இந்த மாதிரி நீங்களும் அமுத்தி விட்டுக்கோங்க இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை உள்ளே சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமும் நம்ம குழம்பு சிம்மில் வச்சு லைட்டாக கொதிக்க விடணும் இப்போ கொதித்து வந்துருச்சு அவ்வளோதான் நமக்கு சுவையான பாகற்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் குழம்புனாலும் சொல்லலாம் இந்த மாதிரி செய்யும்போது கசப்பு சுவை வந்து அதிகமாக தெரியாது இதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க